ஹலோ இன்றைக்கி நம்ம வாழைப்பழ பூரி பண்ண போகிறோம் இது மேங்களூரில் ரொம்ப ஒரு ஃபேமஸ் ரெசிபி இது மேங்களூர் பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளும் வந்து இன்றைக்கி பண்ணலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கோதுமை மாவு ஒன்றரை கப் ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழம் ஒரு கால் கப் தயிர் நல்ல கெட்டியான தயிர் ஒரு பிஞ்ச் சோடா ஒரு கால் ஸ்பூனுக்கும் குறைச்சலாக பேக்கிங் பவுடர் சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் பொரிக்க தேவையான எண்ணெய் இப்போ மாவில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம் சோடா போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா வந்து அந்த சோடாலாம் கலந்து வர மாதிரி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழைப்பழத்தையும் வந்து நம்ம வந்து இப்போ கட் பண்ணி அரைச்சிக்கலாம் இப்போ வாழைப்பழம் கட் பண்ணி போட்டுட்டேன் இதில் வந்து நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தயிரும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம் அளவு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோம் இப்போ எல்லாம் நல்லா சேர்ந்து பிளெண்ட் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம மாவில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வந்து சப்பாத்தி மாவு போல் நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போ நல்லா மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம் இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வந்து ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம பூரி பண்ணிக்கலாம் இப்போ இது பசஞ்சு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம பூரி போட்டுக்கலாம் இப்போ இது போல் வந்து கொஞ்சம் திக்காக கொஞ்சம் திக்காக வந்து நம்ம திரட்டி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே பூரி பொறிச்சிடலாம் இது நல்ல ஒரு டேஸ்டான ரெசிபி நல்லாயிருக்கும் இந்த பூரி இப்படியே வந்து எல்லா மாவும் பொறிச்சு எடுத்துடலாம் மேங்களூர் பன்ஸ் தயாராகிடுச்சு வாழைப்பழ பூரி இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ